வணக்கம் இப்போ நாம் க்ரூட் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஃபைவ் டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் மேலே ஆகுது ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு buy at five zero six ஜீரோன்னு சொல்லி கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கேண்டில்னுடைய கலர் வந்து க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னென்னு கம்ப்ளீட்டான கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகும் அதோட கேண்டலினுடைய கலரும் வந்து சேஞ்ச் ஆகும் கேண்டலினுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் வர மாதிரியும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் வர மாதிரியும் கேண்டலினுடைய கலரை செட் பண்ணியிருக்கோம் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் பைக்கால் வந்து வந்திருக்கு அதனால தான் கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகுது buy at five zero six ஜீரோன்னு வந்திருக்கு நமக்கு இதில் வர்ற ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா five zero seventy two point sixty five இதில் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பைக்காலுக்கு வந்து ரெண்டு க்ரீன் கலர் லைன் மேலே வந்திருக்குல்ல அதுதான் ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா stop loss line so daily இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகும் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் நம்ம மெயினாக வந்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் இதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்துருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி போல் வந்துச்சு ஃபைவ் ஜீரோ ஃபிஃப்டி டூவில் ஸோ அப்போ வந்து செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் இறங்கிட்டு அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆனதில் தான் நமக்கு வந்து இந்த பைக்காலே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆயிருந்துச்சு ஸோ இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏன் மெயினாக ஆஃப்டர்நூனை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கமாடிட்டி ஜென்ரலாகவே மார்னிங் டைமில் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருக்காது நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வர்ற என்ட்ரிஸ் வந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கிற என்ட்ரிஸ் எல்லாமே நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் வர என்ட்ரிஸ் நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டோம்னா ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் பிஎம்க்கு அப்புறம் வர என்ட்ரிஸ் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அப்படி நமக்கு இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் கிடைக்கிற இந்த கால்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது என்ன மாதிரி கால்ஸ் லைவ் மார்க்கெட் இடத்துல நமக்கு கிடைக்குது அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த சார்ட்டை வந்து என்ன நடக்குன்ற ரெக்கார்ட் பண்ணுறோம் இப்போ நமக்கு வந்து பைக்கால் வந்து வந்திருக்கு வந்திருக்கு அந்த பைக்கால் எப்படி ஓப்பன் ஆச்சு எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்த்தோம் இது எப்படி டார்கெட்டை ரீச் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப்லாஸான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு எயிட் மினிட்ஸ் ஆயிருக்கு இந்த எயிட் மினிட்ஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டான ஃபைவ் ஜீரோ செவன்ட்டி டூவை பிரேக் அவுட் பண்ணி செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர் இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பை ரேஞ்சுக்கிட்டே தான் ட்ரேடிங் போச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டூ மினிட்ஸில் ரைஸ் ஆகி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் கால் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி five thousand hundred and twenty range வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆச்சு அங்கேருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆனதில் நமக்கு இப்போ செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ செல் கால் வந்தனால நமக்கு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு இது என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலான்னு சஜஷனும் வந்திருக்கு ஃபைவ் ஜீரோ நைன்ட்டி டூவில் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு நமக்கு இதில் காட்டுற ஃபஸ்ட் ஹார்ட் பார்த்தீங்கன்னா five zero seventy nine so live மார்க்கெட்டில் இப்படி தான் உங்களுக்கு பை கால் செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலில் வந்து ஜெனரேட் ஆகுது ஸோ ஜெனரேட் ஆனது ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் நம்ம ஆல்ரெடி ஓப்பனிங்லேயே பார்த்தது தான் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம செல் கால் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு வந்தது அதுக்கப்புறம் தான் நமக்கு பைக் கால் வந்துச்சு ஸோ பைக் கால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஃபைவ் ஜீரோ சிக்ஸ்டியில் வந்தது நம்ம டார்கெட் ஃபஸ்ட் ஆராட்ட பிரேக் அவுட் ஆனதை பார்த்தோம் அதுக்கப்புறம் க தொடர்ந்து ஏறிச்சு five thousand hundred and twenty range வரைக்கும் போயிட்டு தான் ரிவர்ஸ் வந்து ஆச்சு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை செல்னு சொல்லி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆகும் ஜெனரேட் ஆகிற கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ நைன்ட்டி டூவில் வந்து செல்லுன்னு சொல்லி வந்திருக்கு நம்ம வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆன ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்து இறங்கியிருக்கு ஃபைவ் ஜீரோ நைன்ட்டி டூவில் வந்த sell call five zero seventy seven வரைக்கும் இறங்கியிருக்கு நாம் நமக்கு இந்த செல் காலுக்கு முன்னாடி டுவெல் ஓ கிளாக் அப்புறம் வந்த கால்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து பைக் கால் நம்ம ஆல்ரெடி ஓப்பனிங்லேயே பார்த்தது தான் நல்லா ஓப்பன் ஆகிட்டு செகண்ட் ஆர்ட்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு அப்புறம் வந்துச்சு வந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருந்துச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பைக் கால் ஸோ அந்த பைக் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரேட் ஆனது வந்து ஒரு டுவெல் ஃபார்ட்டிக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ சிக்ஸ்டி த்ரீயில் வந்திருக்கு ஃபைவ் ஜீரோ சிக்ஸ்டி த்ரீயில் வந்தது அது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ செவன்ட்டி ஃபோர் வரைக்கும் ஏறி இருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டுவெல் ஓ கிளாக்குக்கு முன்னாடி வந்து போயிடுது அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்னிங்லேயே வந்து ஜென்ரேட் ஆயிருந்துச்சு ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு டென் டென் ஃபிஃப்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜெனரேட் ஆகிருக்கு செல் கால் வந்து வந்திருக்கு ஃபைவ் ஜீரோ எயிட்டி த்ரீயில் அது பார்த்திங்கனாலும் நல்லா வந்து ஒரு லெவன் ஃபிஃப்டீனுக்கு வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மாற்றி மாற்றி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சேஞ்ச் ஆகிற கால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகிக்கிட்டு இருக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில் வரும் அதே ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஏறினது இறங்குது ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் வந்துட்டு ட்ரேடிங் வந்து போகும் ஸோ மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி இந்த மாதிரி தான் கிடச்சிட்ருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ